பிரைஸ் லார்ட் ஹலோ லூயா பிரியமான தேவ பிள்ளைகளே இந்த நாளிலும் இறை வார்த்தைக்காக நாம் செபிக்க போகிறோம் அன்றருடைய வல்லமை இறங்கும்படி நம்மை விடுவிக்கும்படியாய் பிசாசின் கிரியைகள் அழிக்கப்படும்படிக்காக நாம் செபிப்போமா கண்களை மூடி செபிப்போம் கடவுளின் சாயலாய் கிறிஸ்துவின் மாச்சி பொருந்திய நற்செய்தி ஒளியை காண முடியாதபடி குருடாக்கப்பட்டு இருக்கிற எல்லா ஆவிக்குரிய கண்கள் இயேசுவின் நாமத்தினால இப்பொழுது திறக்கப்படுவதாக திறக்கப்படுவதாக கடவுளுடைய குரலை கேட்க முடியாதபடி செவிடாக்கப்பட்டு இருக்கிற எல்லா ஆவிக்குரிய செவிகள் இயேசுவின் நாமத்தினால இப்பொழுது திறக்கப்படுவதாக எதிரியாகிய சானவன் ஆத்மாவலை காலம் காலமாய் கட்டி எழுப்பி வைத்துள்ள அரண்கள் ஆட்டுக்குட்டியாக இயேசு சிந்திய இரத்தத்தாலும் இறை வார்த்தையின் வல்லமையினாலும் தகர்த்தறியப்படுவதாகப்பா தகர்த்தறியப்படுவதாக கடவுளை பற்றி அறிவுக்கு எதிராக தலை தூக்கம் அனைத்து மேட்டிமையும் எல்லா குதர்க்க வாதங்களையும் இயேசுவின் பெயரால தகர்த்தறிகிறோம் ஆண்டு தகர்த்தறிகிறோம் கடவுளை பற்றி அறிவுக்கு எதிராக தலை தூக்கும் அனைத்து மேட்டிமையும் எல்லா குதர்க்க வாதங்களையும் இயேசுவின் பெயரால தகர்த்தறிகிறோம் அப்பா மனித எண்ணங்கள் அனைத்தும் கிறிஸ்துவின் கட்டுப்பாட்டுக்குள் வருமாறு கட்டாயப்படுத்துகிறோம் ஆண்டு கட்டாயப்படுத்துகிறோம் விண்ணுக்கு தந்தை நடாத எந்த நாற்றும் வேரோடு பிடுங்கப்படும் என்று சொன்னீரேப்பா எவராவது இந்த மலையை பார்த்து பெயர்ந்து போய் கடலில் விழு என்று சொன்னான் அது அப்படியே ஆகும் என்று சொன்னீரேப்பா ஏசு கிறிஸ்தம் இருந்து வராத எல்லா தீய ஆவிகளும் இவர்களை விட்டு வெளியேறி பாதாளத்திற்குள் போ என்று கட்டேடு பாதாளத்திற்குள் போ என்று கட்டேடு இருளிலிருந்து ஒளி தோன்றுக என்று சொன்னீரேப்பா இச்சபத்தில் பங்கு கொள்கிற ஒவ்வொருடைய உள்ளங்களின் கிறிஸ்துவின் திருமுகத்தில் வீசும் கடவுளின் மாட்சியாகிய அறிவொளி ஒவ்வொருடைய அக கண்களும் ஒளிவூட்டுவதாகப்பா ஒளிவூட்டுவதாக தேங்க்யூ சீசஸ் அவ்வியானவரே எங்களோடு பேசும் பெரிய காரியங்களை செய்யும் இயேசுவின் நாமத்தில் செவிக்கிறேன் பிதாவே ஆமேன் ஆமேன் பிரியமானவர்களே இந்த நாளிலும் நாம் தியானிக்கக்கூடிய இறைவார்த்தை லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் பதிமூன்று இறை வார்த்தைகள் ஆறு முதல் எட்டு முடிய என் அன்புக்குரிய தெய்வ பிள்ளைகளே இந்த லூக்காளுதி நற்செய்தியிலே ஆண்டவர் ஒரு ஓமையை இந்த இடத்துல சொல்கிறார் என்ன ஓமை தெருமாது நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் மேலும் இயேசு இந்த ஓமையை கூறினார் ஒருவர் நம் திராட்சை தோட்டத்தின் அத்திமரம் ஒன்றை நட்டு வைத்திருந்தார் அவர் வந்து அதன் கனியை தேடிய போது எதையும் காணவில்லை எனவே அவர் தோட்ட தொழிலாளரிடம் பாரும் மூன்று ஆண்டுகளாக இந்த அத்திமரத்தின் கனியை தேடி வருகிறேன் எதையும் காணவில்லை ஆகவே இதை வெட்டிவிடும் இடத்தை ஏன் அடைத்து கொண்டிருக்க வேண்டும் என்றார் தொழிலாளர் மறுமொழியாக ஐயா இந்த ஆண்டு இதை விட்டு வையும் நான் இதை சுற்றிலும் கொத்தி எரி போடுவேன் அடுத்த ஆண்டி கனி கொடுத்தால் சரி இல்லையானால் இதை வெட்டிவிடும் என்று அவரிடம் கூறினார் என் அன்புக்குரிய தெய்வ பிள்ளைகளே இந்த ஊமையிலே ஆண்டவர் நம்மோடு பேசுகிற காரியம் என்ன தெரியுமா நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை தேடி வருகிறாரா இந்த பூமியில அப்படித்தான் போடப்பட்டு இருக்கிறது அவர் தேடி வருகிறார் எதை பார்ப்பதற்கு எதற்காக அவர் நம்மை தேடி வருகிறார் நண்புக்குரிய தேவ பிள்ளைகளே அவர் கனியை தேடி வருகிறார் என்று போடப்பட்டிருக்கிறது இன்றைக்கும் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மை தேடி வருகிறார் என்று சொன்னார் எதற்காக தெரியுமா கனி இருக்கிறதா கனி இருக்கிறதா அந்த மரத்துல கனி இருக்கிறதா என்று சொல்லி அவர் ஆவலோடு நம்மை தேடி வருகிறார் இன்னுமாக மத்திய இருபத்தி ஓராம் அதிகாரத்திலே எட்டிலிருந்து வாசிங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஆண்டவருக்கு ஒரே பசியா இருக்கும் அவர் பசியோடு வந்து அந்த அத்திமரத்தை பார்ப்பார் வெறும் இலைகள் தான் இருக்கும் அந்த அத்திமரத்துல கனிகள் இல்லை உடனே அந்த அத்திமரத்தை பார்த்து ஆண்டவர் இனி இது கனியே கொடுக்காது என்று சொல்லுவார் உடனே என்ன ஆகும் உடனே இந்த மரம் பட்டு போகும் சீடருக்கெல்லாம் ஒரே ஆச்சரியம் என்ன இது பட்டு போயிடுச்சு ஆம் பிரியமானவர்களே யோவான் எழுதிய நற்செய்தியிலே பதினைந்து பதினாறு நீங்க வாசிங்கன்னா தெரியும் அந்த ஆண்டவர் சொல்றாரு நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை நான் தான் உங்களை தெரிந்து கொண்டேன் நீங்கள் கனி தரவும் நீங்கள் தரும் கனி நிலைத்திருக்கவும் உங்களை ஏற்படுத்தினேன் அண்டவரா இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் நீங்கள் கனி தரவும் நீங்கள் தரும் கனி நிலைத்திருக்கவும் உங்களை ஏற்படுத்தினேன் உன உண்டாக்குனது எதற்காக உங்களை ஏற்படுத்தினேன் எதுக்காக கனி கொடுக்கிறதற்காக நீ வாழ்றது எதுக்காக கனி கொடுக்கிறதுக்காக நீங்க என்னை தெரிந்து கொள்ளல நான் தான் உங்களை தெரிந்து கொண்டேன் இயேசு சொல்கிறார் உங்களை பார்த்து நீ தெரிந்து கொண்டே நினைக்கிறியா நீ பிரேயர் மீட்ல வந்து மீட் படைச்சே நினைக்கிறியா இல்ல நீ அவரை தெரிந்து கொள்ளல ஆண்டவராய் இயேசுன்னு தேர்ந்தெடுத்திருக்கிறார் எதற்காக கனி கொடுப்பதற்காக அப்ப நீ வாழ்றது எதற்காக நீ உயிரோடு இருக்கிறது எதுக்காக கனி கொடுக்கிறதுக்காக அதனாலதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார் ஒரு ஓமையாக ஒரு வருஷம் பார்த்தேன் ரெண்டு வருஷம் பார்த்தேன் மூணு வருஷமும் கனி தரலையே ஆண்டவர் கனியை தேடுறார் தேடி வர்றார் கனி இல்ல அது ஏன் வச்சிட்டு இருக்கிற வெட்டி போடு என்று சொன்ன பொழுது அந்த வேலைக்காரன் சொல்றான் ஒரு வருஷம் நான் பாக்குறேன் ஆண்டவரை ஒரு வருஷம் திருப்பி அதுக்கு இற போடுறேன் கொத்துறேன் அப்படி கனி கொடுத்தா பாருங்க அப்படி இல்லைன்னா வெட்டி போட்டுடலாம் அன்புக்குரியது பிள்ளைகளை இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது ஆண்டவர் எதை தேடி வருகிறார் எதை தேடி வருகிறார் கனியை தேடிதான் வந்தார் அன்று ஏதேன் தோட்டத்திலே ஆண்டவர் ஆதாமை தேடி வந்தார் ஆண்டவர் ஆதாமை தேடி வந்தார் ஆதாமே நீ எங்க இருக்கிறாய் நீ எங்க இருக்கிறாய் என்று கேட்ட பொழுது ஆதாம் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா ஆண்டவரே நான் ஒழித்து கொண்டு நான் நிர்வாணியா இருக்கிறேன் ஐ எம் நேக்கட் என்கிட்ட ஒண்ணும் இல்ல நான் வெறுமையா இருக்கிறேன் கனி இல்ல என்னால உங்களை பார்க்க முடியல ஐ எம் நேக்கட் என்கிட்ட ஒண்ணும் இல்லை அன்புக்குரிய தேவ பிள்ளையே ஏசு தேடி வருகிறார் எதற்காக தெரியுமா கனி இருக்குதா கனி இருக்குதா கனி இருக்குதா அதற்காகத்தான் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார் அதற்காக தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார் பிரியமானவர்களே ஒரு மரத்தை வளர்த்தா கனி கொடுக்கணும் கனி கொடுக்கணும் அதை ஏற்ற நேரத்துல அது கனி கொடுக்கணும் கனி கொடுக்கலன்னா அது என்ன முளைக்கும் அது பயன் தராமல் போய்விடும் அது பயனற்று போய்விடும் நம்முடைய வாழ்க்கையும் அப்படித்தான் இயேசுவை நாம் அறிந்திருக்கிறோம் அவருடைய பிரசன்னத்தை நாம் அறிந்திருக்கிறோம் நாம் கனி கொடுக்கிறோமா மரம் தன் கனியினால் அறியும் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னார் இறை இறைவாக்கினர்களை பார்த்து போலி தீர்க்க தரிசுகளை பார்த்து ஆண்டவர் சொன்னார் அவருடைய கனி இல்லை கனி இல்ல அதனாலதான் போய் இறைவாக்கு உரைக்கிறாங்க என் அன்புக்குரிய தெய்வ பிள்ளைகளே பைபிள்ல நீங்க வாசிங்கன்னா தெரியும் திருப்பாடல்ல ஒன்றாம் அதிகாலம் இரண்டாம் வசனத்துல அங்கு போடப்பட்டு இருக்கிறது ஆண்டவருடைய திருச்சட்டத்தில் மகிழ்ச்சி உறுபவர் அவரது சட்டத்தை பற்றி இரவும் பகலும் சிந்திப்பவர் அவர் நீரோடையோரம் நடப்பட்ட மரம் போல் இருப்பார் பருவ காலத்தில் கணிதந்து என்று பசுமையா இருக்க மரத்திற்கு ஒப்பாவார் என்று போடப்பட்டிருக்கிறது பைபிள்ல தொடக்க நூல் நாற்பத்தி ஒன்பதாவது அதிகாரத்தை நீங்க வாசிங்கன்னா தெரியும் அங்கே யாக்கோபு தன் வயது முதிர்ந்த நாட்களிலே தன் பிள்ளைகள் அனைவரையும் அழைக்கிறார் எல்லாரையும் கூப்பிடுறாரு என் பிள்ளைகளை நான் சாக போகிறேன் ஐ எம் கோயிங் டு அதற்கு முன்பாக நான் உங்களை ஆசிர்வதிக்க வேண்டும் I want to bless you வாங்க உங்களுக்கு நடக்க போற காரியத்தை நான் சொல்லணும் எல்லாரும் வாங்க நான் உங்களை ஆசிர்வதிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரையும் அவர் ஆசிர்வதிக்கிறார் ஒவ்வொருத்தரையும் கூப்பிட்டு ஆசிர்வதிக்கிறாரு பதினோராவது ஆளாய் யோசேப்பு என்கிற வாலிபனை அவர் அழைத்தார் அப்பொழுது யோசேப்பை பார்த்து யாக்கோபு என்ன சொன்னார் தெரியுமா யோசேப்பு கனி தரும் கொடியாவான் அவன் நீரூற்றருகில் மதில் மேல் படரும் கொடி போல் கனி தருவான் லூயா பாருங்க யாக்கோ ஆசிர்வதிக்கிறாரு யாரையும் இப்படி ஆசிர்வதிக்கல யோசேப்ப மட்டும்தான் அப்படி ஆசிர்வதிச்சாரு பார்த்து சொன்னாரு யோசேப்ப பார்த்து யோசேப்பு நீ கனி தரும் கொடி நீ கனி தரும் கொடி நீர் ஊற்றருகில் மதில் மேல் படரும் கொடி போல் கனி தருவான் எவ்வளவு ஒரு அருமையான வார்த்தை பாருங்க ஏன் ஆண்டவர் யோசிப்பை பார்த்து அப்படி சொன்னாரு அது காரணம் உண்டு பிரியமானவர்களே யோசேப்பு சிறுவனா இருக்கும் பொழுதே அவன் தேவனுடைய தரிசனத்தை அவன் பெற்றிருந்தான் தூய் ஆவியின் அபிஷேகத்தை அவன் பெற்றிருந்தான் அவன் ஒரு தரிசனத்தை பார்த்தான் ஒரு கனவு கண்டான் ஆண்டவர் தன்னை எப்படி உயர்த்த போகிறார் என்ற ஒரு தரிசனத்தை பார்த்தான் யாரும் அவனை நம்பவில்லை ஆனாலும் பாங்க அவனுக்குள்ளே ஒரு தரிசனம் இருந்தது அது தூயாவி ஆண்டவர் அவனோடு கூட இருந்ததுனால மற்றவர்கள் எல்லாம் பொறாமைப்பட்டார்கள் ஆனாலும் அவன் கனி கெடுத்து கொண்டே இருந்தான் அப்பா வீட்டுல இருக்கும் பொழுது கனி கொடுத்தான் எப்பொழுதும் அப்பாவுக்கு செல்ல பிள்ளையாய் அப்பா சொல்கிற வேலையை மட்டுமே அவன் செய்தான் வேற வேலை தெரியாது மற்ற பிள்ளைகள ஊதாரித்தனமாக சென்று வருவார்கள் ஆனால் யோசேப்போ அப்பாவோடு கூட இருந்தார் அப்பாவோடு கூட இருந்தார் ஒரு நாள் தன் சகோதரர்கள் பொறாமை கொண்டு அவனை குழியில தள்ளி போட்டு இருபது வெள்ளிக்காசுக்கு விற்று போட்டார்கள் இஸ்மேலர் இடத்துல ஆனாலும் அவர் என்ன செய்தார் பைபிள்ல நாம் என்ன வாசிக்கிறோம் யோசேப்போடு ஆண்டவர் கூட இருந்தார் அவன் செய்வது அனைத்திலும் வாய்க்க செய்தான் அதுதான் ஒரு கனி கொடுக்கிற ஒரு அனுபவம் பிரியமானவர்களே நீங்க எந்த இடத்துல வேணாலும் இருக்கலாம் யோசிப்பு ஒரு அடிமையா விற்கப்பட்டான் அடிமை என்றால் என்ன அவனுக்கென்று ஒரு ஆசை இருக்காது அவன் சொல்றதை யாரும் கேட்க மாட்டாங்க அதுதான் ஒரு அடிமையோட வேலை எஜமான் சொல்றதை செய்யணும் அவ்வளவுதான் ஆனா யோசிப்பு அப்படியா இருந்தான் அடிமையா இருந்தாலும் யோசேப்போடு யார் இருந்தது ஆண்டவர் கூட இருந்தார் பைபிள்ல வாசிக்கிறோம் அவன் நிமித்தம் யோசேப்பின் நிமித்தம் அந்த வீடு ஆசிர்வதிக்கப்பட்டது அலை லூயா போர்த்திபாலுடைய வீடு ஆசிர்வதிக்கப்பட்டதுக்கு காரணம் யோசேப் அங்க இருந்ததுன்னா இதை பார்த்தாரு போர்த்திபால் இவன்கிட்ட ஏதோ ஒரு விஷயம் இருக்கு அவன் எதெல்லாம் செய்யறானோ அதுல ஒரு ஆசீர்வாதம் இருக்கு அதனால அந்த வீட்டுக்கே ஒரு எஜமான அவனை மாற்றாரு அல லூயா நண்புக்குரிய தேவ பிள்ளையே தேவனுடைய தூய் ஆவியை பெற்றிருந்தனா நீ இருக்கிற இடம் ஒரு ஆசீர்வாதமா இருக்கும் நீ கனி கொடுப்ப அந்த இடத்துல உன் மூலமாக அந்த இடம் ஆசிர்வதிக்கப்படும் ஒருவேளை நீ வேலை செய்யறியா அந்த வேலையில உன் நிறுவனம் ஆசிர்வதிக்கப்படும் நீ வீட்டுல இருக்கியா நான் வீட்டுல இருக்கேன் நான் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கேன்னு சொல்றியா தேவனுக்கு பயந்த ஒரு நாமத்தை தொழுது பரிசுத்தமா வாழ்றியா ஒண்ணுமித்து அந்த வீடு ஆசீர்வதிக்கப்படும் கூட பிறந்த சகோதரர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் உன் பக்கத்து வீட்டுக்காரன் ஒண்ணுமித்து நிமித்தம் ஆசீர்வதிக்கப்படுவான் அலே லூயா சொல்ல மாட்டீங்களா அலே லூயா அன்புக்குரிய தேவ பிள்ளை அதுதான் கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கை அதுதான் ஒரு கனி கொடுக்கிறவன் எங்கு சென்றாலும் எல்லாரும் உன்னிடத்துல ஒரு வித்தியாசத்தை பார்ப்பாங்க உன் கூட ஆண்டவர் இருக்கிறது அவங்களுக்கு தெரியும் அலே லூயா சில வருடங்களுக்கு முன்பாக நான் கல்லூரி படிப்பை முடித்து விட்டு நான் டெல்லிக்கு ஒரு ட்ரைனிங்காக போயிருந்தேன் எலை லில்லி என்ற இன்சுலின் கம்பெனியிலே என்னை தெரிந்தெடுத்தார்கள் எத்தனையோ எத்தனையோ இன்டர்வியூக்கு பிறகு என்னை தெரிந்தெடுத்தார்கள் கிட்டத்தட்ட சென்னையில இருந்து ஒரு ஐந்து ஆறு பேர் சென்றிருந்தோம் அந்த ட்ரைனிங்க்கு பத்து நாள் ட்ரைனிங் டெல்லியில நண்புக்குரிய தேவ பிள்ளைகள எனக்கு அந்த நேரத்துல ஒன்றும் தெரியாது பைபிள் தான் எனக்கு எல்லாமே அன்றருடைய வசனம் தான் எல்லாரும் ட்ரெயின்ல கிண்டல் அடிச்சு கேலி அடிச்சுட்டு சிரிச்சு பேசிட்டு வருவாங்க எனக்கு அப்படிலாம் கிண்டல் அடிக்க தெரியாது பேச தெரியாது நான் பைபிள் எடுத்து வாசித்து கொண்டே இருப்பேன் எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம் என்ன இந்த பையன் எப்படி இருக்கிறான்னு சொல்லி அங்கே டெல்லியில சென்ற பொழுது ஒரு பெரிய ஹால் போட்டு ஒரு ரூம்ல ஒரு ரெண்டு மூன்று பேர் படுக்க வைத்தார் ஒரு ஏசி ஹால் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பெட்டு கொடுத்துருந்தாங்க நான் எல்லாரும் தூங்குறதுக்காக வெயிட் பண்ணுவேன் எல்லாரும் தூங்கினதுக்கு அப்புறம் நான் முழங்கால் படிக்கிட்டு ஜெபம் பண்ணுவேன் அதுல லூயா பிரியமானவர்களே அதிகாலையில எழுந்து எல்லாரும் எஞ்சி எல்லாம் என்னென்னமோ வா அந்த அந்த காலத்துல வாக்மேன் எல்லாம் இருந்தது காதல போட்டு சினிமா பாடெல்லாம் கேட்டுட்டு இருப்பாங்க நான் காலையில எழுந்து பைபிள் எடுத்து வாசிச்சுட்டு இருப்பேன் நான் வேற எதுவும் பண்ணல அவரோடு நன்றாய் பேசுவேன் வேற மற்ற காரியங்களில் ஈடுபட மாட்டேன் அவர்களோடு கிண்டல் கே பேச்சுக்களில் நான் ஈடுபட மாட்டேன் சினிமா கதையில் பேசுவேன் அதில் நான் ஈடுபட மாட்டேன் ஆனா நான் செய்வதெல்லாம் பார்த்து கொண்டிருந்தார்கள் நண்புக்குரியவர்கள் எல்லாரும் சொன்ன ஒரு காரியம் ஆண்டவர் என்னோடு கூட இருந்தார் என்று சொன்னார்கள் எல்லாரும் ஃபாதர் ஃபாதர் தான் கூப்பிடுவாங்க அந்த பத்து நாள் தான் அவன் கூட இருந்தேன் ஆனா எல்லாரும் என்ன ஃபாதர் ஃபாதர் தான் கூப்பிட்டாங்க காரணம் என்ன தெரியுமா நான் போய் பெரிய பிரசங்கம் பண்ணல அவர் என்னை பார்த்தார்கள் நான் ஒவ்வொரு செய்யற ஒவ்வொரு காரியத்தையும் பார்த்தார்கள் அவர்கள் ஆண்டவர் நோடு கூட இருக்கிறார் என்று சொன்னார்கள் எனக்கா ஜெபம் பண்ணிக்கோ என்று சொன்னார்கள் அல்ல லோவியா நான் என் பெருமைக்காக நான் சொல்லவில்லை என் அன்புக்குரிய தேவ பிள்ளையே உன் கூட ஆண்டவர் இருந்தார்னா அது எல்லாருக்கும் தெரியும் உன் கூட ஒரு விஷயம் வித்தியாசத்தை எல்லாரும் பார்ப்பாங்க நான் அந்த ட்ரைனிங்ல நான் செலக்ட் ஆகல ஆனால் எனக்குள்ள ஆண்டவர் இருப்பதை அவங்க அறிஞ்சாங்க என் மூலமாக ஆண்டவருடைய நாம் மயிமைப்பட்டது அலே லூயா அலே லூயா அன்புக்குரிய தேவ பிள்ளை அதுதான் கனி கொடுக்கிற வாழ்க்கை அதுதான் கடி நீ நீ நடக்கிறத பாப்பாங்க நீ பேசுறத பாப்பாங்க நீ பேசுற ஒரு ஆசீர்வாதத்தை இருக்கிறத கண்டுகொள்வாங்க யோசேப் அப்படிதான் இருந்தான் அவ சிறைச்சாலையில தள்ளப்பட்டான் ஒரு கனி கொடுக்கிற வாழ்க்கைன்னா என்ன பாவம் செய்ய முடியாது யோசேப்புக்கு பாவம் செய்ய வேண்டிய சூழ்நிலை வந்தது அவன் ஓடி போனான் ஆண்டவருக்கு உரதமா நான் எப்படி பாவம் செய்யறதுன்னு சொன்னான் சிறையில தள்ளப்பட்டான் அந்த இடத்துல அவன் கனி கொடுத்தான் அவன் சிறைச்சாலையிலும் அவன் கனி கொடுத்தான் அங்கே ஆண்டவருடைய திட்டத்தை வெளிப்படுத்தினான் அதனால்தான் யாக்கோபு சொன்னான் யோசேப்பு நீ கனி தரும் கொடி நீ கனி தரும் கொடி யோசேப்பு நீ கனி தரும் கொடி நீ எங்க போனாலும் ஆசீர்வதிக்கப்படுவ எங்க போனாலும் இயேசுவ கூட இருக்கிறது தெரியும் எல்லாருக்கும் அன்புக்குரிய தெய்வ பிள்ளைகளே நீ எப்படி இருக்க நீ எப்படி இருக்கிற எத்தனையோ நேரம் எனக்கு டைம் பாஸ் ஆகல எனக்கு போர் அடிக்குதுன்னு சொல்ற ஒரு போன் பேசுறேன்னு அரை மணி நேரம் பேசுற இயேசு கிட்ட பேசுறியா ஆண்டவருக்கு எவ்வளவு நேரம் நீ டைம் கொடுக்குற ஒரு நாளைக்கு ஆண்டவர் உன்னை தேடி வருகிறார் அன்று ஏதேன் தோட்டத்தில் ஆதாமை தேடி போன அவன்கிட்ட ஒண்ணும் இல்ல அவன்கிட்ட இல்ல ஆண்டவர் கொடுத்த அந்த அபிஷேகம் இல்ல கனி இல்ல போச்சு லாஸ் அவன் சொன்னா நான் என்கிட்ட ஒண்ணுமே இல்ல நான் ஒழிச்சுக்கிட்டேன் நான் உங்களை பார்க்க முடியல ஒளிஞ்சிட்டு இருக்க இன்னைக்கு உன் நிலைமை என்ன உன்னை ஏன் நீ உயிரோட இருக்கிறது எதுக்கு தெரியுமா கனி கொடுக்கறதுக்காக உன்னை கனி கொடுக்கறதுக்கு தான் ஆண்டவர் வச்சிருக்கிறாரு இந்த உலகத்துல கனி கொடுக்கறியா கனி கொடுக்கறியா யோசேப்பு கனி தரும் கொடி அவன் சிறைச்சாலையில கனி கொடுத்தான் இரண்டு கைதிகள் மத்தியில் அவன் ஒரு சாட்சியாய் விளங்கினான் அடுத்து பார்வோனின் அவையிலே போய் நின்றான் கனவுக்கு அவன் வியாக்கியானம் கொடுத்தான் உயர்த்தப்பட்டான் தேவனுடைய ஆவியை பெற்ற மனுஷன் இவனே இல்லாமல் யார் உண்டு என்று பார்வோன் சொல்லி அந்த தேசத்திற்கே ஒரு கவர்னராய் மாற்றினார் உனக்கும் அப்படி செய்வார் உனக்கும் அப்படி செய்வார் ஆனால் கனி இருக்குதா கனி இருக்குதா உங்ககிட்ட நண்புக்குரு தேவ பிள்ளைகளை திருப்பாடல் என வாசிக்கிறது என்ன அவரது திருச்சட்டத்தை பற்றி இரவும் பகலும் சிந்திப்பவர் அவர் நீரோடையோரம் நடப்பற்ற மரம் போல இருப்பார் பருவ காலத்தில் கனிதந்து என்றும் பசுமையாயிருக்கும் மரத்திற்கு ஒப்பாவார் யார் கனி கொடுக்க முடியும் யாரால கனி கொடுக்க முடியும் ஒருவன் பைபிளை இரவும் பகலும் தியானித்து சிந்தித்து நடக்கிற போது அவன் நீரோடையோர நரப்பட்ட மரம் போல இருக்கிறான் பைபிள்ல எவ்வளவு நேரம் வாசிக்கிற பைபிளை தியானிக்கிறியா நீ யோசிச்சு பாரு பைபிளுடைய வார்த்தை தான் யாரெல்லாம் பைபிளை இரவும் பகலும் சிந்திக்கிறீங்களோ தியானிக்கிறீங்களோ அவன் நீரோட ஒரு நடப்பட்ட மரம் போல இருப்பான் அதன் பிறகு என்ன நடக்கும் பருவ காலத்தில் கனி தந்து என்றும் பசுமையா இருக்கும் மரத்திற்கு ஒப்பாவான் பிரியமான தேவ பிள்ளைகளே நீ கனி கொடுக்கணும் ஃபர்ஸ்ட் பைபிளை வாசு பைபிளை வார்த்தை அந்த வார்த்தை ஒன்ற பேசும் யாரெல்லாம் பைபிளை இரவும் பகலும் தியானிக்கிறாங்களோ அவங்கதான் கனி கொடுக்க முடியும் அவங்க தான் கனி கொடுக்க முடியும் மரம் தன் கனியினால் அறியும் பார்த்து போய் இறைவாக்கினர் பார்த்து ஆண்டவர் சொன்னார் ஏன் அப்படி சொன்னார் அவங்கள்ட்ட வார்த்தை இல்ல பிரசங்கம் பண்ணலாம் இறை வார்த்தை இல்லாம பிரசங்கம் பண்றாங்க சிலரு வார்த்தை இருக்காது ஊர் கதையை பேசுறாங்க இந்த உலக கதையை பேசுறாங்க இறை வார்த்தை இருக்காது இறை வார்த்தை இல்லைன்னா கனி இல்ல கனி இல்லாத ஊழிய ஊழிய கிடையாது நீ கனி கொடுப்பாயானால் நீ பைபிள வாசி இரவும் பகலும் அதை தியானிக்கும் பொழுது நீ நீரோடு நடப்பட்ட மரம் போல இருப்ப அந்த மரம் என்ன பண்ணும் பருவ காலத்துல கனி தரும் பருவ காலம் என்னன்னா என்ன ஆண்டவர் உனக்குன்னு வச்சிட்டு இருக்க நேரத்துல நீ கனி கொடுப்ப நீ கனி கொடுப்ப ஒரு மரம் வளர்க்குறன்னா ஒரு மாமரம் வளர்த்தா எப்போ கனி தரும் அந்த குறிப்பிட்ட நேரத்துல அது கனி தர ஆரம்பிக்கும் உங்களுக்கு தெரியும் மாம்பழம் எப்ப கிடைக்கும் கரெக்டா மே மாசம் கிடைக்கும் அந்த பருவ காலம் வரும் பொழுது அது கனி தரணும் அது தரலன்னா என்ன வேஸ்ட் உனக்கென்று ஆண்டவர் ஒரு நேரத்தை வைத்திருக்கிறார் நீ உயிரோடு இருக்கிறது எதுக்காக கனி கொடுப்பதற்காக ஆண்டவர் உன்னை தேடி வருகிறார் எதை தேடி வருகிறார் கனி இருக்குதா என் பிள்ளைக்கு நான் கனி கொடுக்கணும்னு வச்ச அந்த நேரத்துல கனி தர்றானு பாக்குறதுக்காக உன்னை தேடி வருகிறார் உன்னை தேடி வருகிறார் யார் கனி கொடுக்க முடியும் இரவும் பகலும் இரவு பகல் அவருடைய வேதத்தை தியானிக்கும் பொழுது அந்த இறை வார்த்தையை ருசிக்கும் பொழுது நீ கனி கொடுப்ப ஆண்டவருடைய வார்த்தை உனக்குள்ள இருக்கும் இந்த வார்த்தையை நீ பேசும்போது அற்புதம் நடக்கும் உன்னை பாக்குறவங்க இயேசுவை பார்ப்பாங்க நீ மற்றவங்களுக்கு ஆறுதலா மாறுவ நீ போற இடம் எல்லாம் ஆசீர்வாதம் நீ யார பாக்குற அவங்க அபிஷேகம் பெறுவாங்க அலலூயா அதுதான் கடி கொடுக்கிற வாழ்க்கை அதுதான் இறைவன் கொடுக்கிற வாழ்க்கை நண்புக்குற யோசிச்சு பாரு இன்னைக்கு பைபிளை எப்படி நீ வாசிக்கிற எப்படி வாசிக்கிற ஏதோ கடமைக்காய் வாசிக்கிறியா நீ கடி கொடுக்கணுமா இந்த பைபிளை இரவும் பகலும் தியானி அப்பொழுது நீரோடு ஓரம் நிறப்பட்ட மரம் போல பருவ காலத்துல கனி கொடுப்ப ஆண்டவர் உனக்குன்னு வச்சிருக்கிற ஊழியத்தை நீ செய்வ அதுதான் பருவ காலத்துல கொடுக்கிற கனி அலே லூயா அலே லூயா நண்புக்குரிய தேவ பிள்ளையே இரண்டாவதாக எப்படி கனி கொடுக்க முடியும் எப்படி கனி கொடுக்க முடியும் கலாத்தியர் ஐந்தாம் அதிகாரத்துல அங்கே பார்க்கிறோம் அங்கே இருபத்தி ரெண்டாம் வசனத்துல பார்க்கிறோம் தூயாவியின் கனி என்று போடப்பட்டிருக்கிறது அப்ப தூயாவி கனின்னா என்ன பரிசுத்த ஆவியில நிரம்புறது ஒரு ஆவியில நிரம்பினானா தூய் ஆவியில நிரம்பினானா இந்த தூய் ஆவி கனிகள் உன்னை நிரப்பு தூய் ஆவி கனிகள் என்னென்னு போடப்பட்டிருக்கு தூய் ஆவின் கனியோ அன்பு மகிழ்ச்சி அமைதி பொறுமை பரிவு நன்னயம் நம்பிக்கை கனிவு தன்னடக்கம் என்பவையே என்று போடப்பட்டிருக்குது இதெல்லாம் எப்படி வரும் தூய் ஆவினா நீ நிரம்ப நிரம்ப நிரம்ப தூய் யாவினால நிரம்ப நீ செபிக்கும் பொழுது இந்த ஆவியின் கனிகள் உன்னை நிரப்புகிறது அப்படி நிரப்பும் பொழுது உன்னிடத்துல இருக்கிற எல்லா பிசாசின் கிரியைகள் அழிக்கப்படுகிறது மாம்ச கிரிகள் அழிக்கப்படுகிறது அரே லூயா உனக்குள்ள இயேசு வாழ்கிறார் நண்புக்குரிய தேவ பிள்ளைகளே நான் பார்க்கிற ஊனியல்பின் செயல்கள் எது எது என்று சிலை வழிபாடு சூனியம் பகைமை சண்டை சச்சரவு பருத்தமை கெட்ட நடத்தை காமவரி பிளவு சண்டை சச்சரவு பொறாமை சீற்றம் கச்சிவட பார்வை இதெல்லாம் இந்த உலகத்துக்குரியது இதுல இருக்கிறது ஏதாவது ஒண்ணு இருக்கா நீ கனி கொடுக்க முடியாது நீ கனி கொடுக்க முடியாது சண்டை இருக்கா பொறாமை இருக்கா சீற்றம் இருக்கா கட்சி மழ்பணம் இருக்கா யோசிச்சு பாரு யோசிச்சு பாரு அரே லூயா நண்புக்குரிய தெய்வ பிள்ளையே இது இருக்கணும்னு உன்னால கனி கொடுக்க முடியாது பரிசு தாவினால் நிரம்பு அவர் கொடுக்கிற கனி உன்னை நிரப்பு ஆவின் கனிகளான நிரப்பப்படுவ நீ நிரப்பப்படுவ ஆண்டவர் உனக்குள்ள வாசம் செய்வார் நீ கனி கொடுக்கிற மனம் போல வளருவாய் நீ கனி கொடுக்கிற பிள்ளையா இருப்ப ஆண்டவர் உன்னை தேடி வராரு உன்னை தேடி வருகிறார் இயேசு உன்னை தேடிதான் வராரு எதுக்காக நீ கனி கொடுக்க வேண்டும் நீ கனி கொடுக்க வேண்டும் அதை தான் பாக்குற வர்றாரு இயேசு ஆண்டவர் என்ன சொன்னாரு நீங்கள் கனி தரவும் நீங்கள் தரும் கனி நிலைத்திருக்கவுமே உங்களை ஏற்படுத்துறேன் உன்னை உயிரோட வச்சிட்டு இருக்கிறேனே எதுக்கு இயேசுவுக்காக கனி கொடுக்க இயேசுவுக்காக கனி கொடுக்க இன்னைக்கு ஒண்ணு ஒப்பு கொடுப்பாயா ஆண்டவருடைய கரத்துல கனி கொடுக்கணும் ஆண்டவரு யோசிப்பே போல யோசிப்பு யார் அவன் கனி தரும் கொடி அவன் கனி தரும் கொடிய எங்கெல்லாம் போனானோ அவன் கனி கொடுத்தான் எங்கெல்லாம் சென்றான் அவன் கனி கொடுத்தான் பரிசுத்தாவின் அவர் அவனுக்குள்ள இருந்ததுனால தாவின் கனிகள் அவனுக்குள்ள வெளிப்பட்டது அந்த அந்த எகிப்துக்கே அவன் ஆளுநராய் மாறி போனான் இன்றைக்கு உன்னையும் ஆண்டவர் உயர்த்த விரும்புகிறான் நீ எப்படி இருக்கிற ஆதாமை போல ஒன்றுமில்லாமல் இருக்கிறாயா ஆண்டவர் சொல்றாரு ஒரு வருஷம் பார்த்தேன் ரெண்டு வருஷம் பார்த்துறேன் மூணு வருஷம் பார்த்துறேன் கனி இல்லையே கனி இல்லையே ஏன் வச்சிட்டு இருக்கிறீங்க வெட்டி போடுன்னு சொன்ன பொழுது அண்டவரா இயேசு கிறிஸ்து உனக்காக தன்னுடைய ரத்தத்தை வைத்து கொண்டு அறிந்து பேசுகிறேன் இந்த ஒரு வருஷம் பாக்குறேன் என் பிள்ளை கனி கொடுப்பான் இவள் கிவ் ஃப்ரூட் இந்த ஒரு வருஷம் அவனுக்காக தன் ரத்தத்தையே சிந்தனன் இயேசு உனக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார் நீ கனி கொடுக்கிறதற்காக நீ கனி கொடுக்கிறது இரவும் பகலும் அவருடைய பைபிள் எடுத்து வாசி ஆவில நிரம்பி செபி உனக்காக ஏசி ஒரு ரத்தத்தையே கொடுத்திருக்கிறார் தன் விலையேற பெற்ற ரத்தத்தை சிலுவையில கொடுத்து மீட்டு இருக்கிறார் நீ கனி கொடுப்பதற்காகத்தான் நீ கடி கொடுப்பதற்காகத்தான் அலலூயா அலலூயா மூடி சிவிப்பில ஒருவேளை உன்னுடைய வாழ்க்கையில கனி இல்லாத ஒரு வாழ்க்கையா இருக்கா ஏதோ போற ஏதோ பிரேயர் மீட்டிங் அட்டன் பண்ற ஏதோ வர ஏதோ சர்ச்சுக்கு போற வர அவ்வளவுதான் நினைக்கிறியா இல்ல இல்ல ஆண்டர் உன்னை உண்டாக்குனது எதுக்கு தெரியுமா கனி கொடுக்கிறதுக்காக கனி கொடுக்கிறதுக்காக ஆதாம் ஆண்டருடைய பிரசத்தை விட்டு ஓடி ஒளிந்து மறைந்து கொண்டான் ஐயோ நான் நிர்வாணியா இருக்கிறேன் என்கிட்ட ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொன்னான் நண்பு தேவ பிள்ளையே நண்பு தேவ பிள்ளை யோசிச்சு பாரு ஆண்டவர் கொடுத்த கிருபைகளை யோசிச்சு பாரு ஆண்டு மன்னிப்பிக்கல் ஆண்டவரே இரவும் பகலும் உம்மடது பைபிளை உம்மடது திரு விவிலியத்தை நான் வாசிப்பே அதை தியானிப்பே அப்பதான் நீ கடி கொடுக்க முடியும் ஆண்டவருடைய வார்த்தை இல்லைன்னா உன்னால் கடி கொடுக்க முடியாது ஒப்புக்கொடு ஒப்புக்கொடு ஆண்டவர்கிட்ட இன்றைக்கு உன் வாழ்க்கையில ஒரு எழுப்புதல் தீ பரவட்டு உன் வாழ்க்கையில ஒரு அக்னி மதுலாய் ஓஹாலே லூயா பரிசுத்த ஆவியன் ஒரு அசை வாடுவாராக இப்பொழுது இப்பொழுது ஆவியிலே செபிக்கும்படிக்கான கிருபை இப்பொழுது ஊற்றுவாராக ஒப்புக்கிற ஆண்டவரே நான் கடி கொடுப்பேன் ஆண்டவர இத்தனை நாள் என் வாழ்க்கை வேஸ்டா போயிடுச்சு ஐயோ ஆண்டவர் எனக்கான ரத்தத்தையே கொடுத்திருக்கிறீரே நான் கனி கொடுக்கறதுக்கு தானே நான் உமக்காக கனி கொடுப்பேன் உமக்காக கனி கொடுப்பேன் வேதத்தை வாசிப்பேன் பைபிளை வாசிப்பேன் ஆவையில நிரம்பி செவிப்பேன் உடைய சித்தத்தை அறிந்து கொள்வேன் பருவ காலத்துல நான் கனி கொடுப்பேன் நீ எனக்கென்று வைத்திருக்கிற இந்த நாட்களிலே நான் கனி கொடுப்பேன்னு சொல்லு ஹலலோயா லோயா ஆண்டவர் உன்னை நிரப்புகிறார் God is filling you right now யார் யாரெல்லாம் செபிக்கிறீங்களோ இப்பொழுது ஆண்டவர் உங்களை நிரப்புகிறார் நிரப்புகிறார் எல்லா பிசாசு கொடுக்கிற எல்லா தட்டைகளும் இப்பொழுது உடைந்து போகிறது இயேசுவின் நாமத்தினால தகர்த்தறியப்படுகிறது in Jesus name in Jesus name in Jesus name எல்லா தடைகளையும் நான் உடைக்கிறேன் ஆல லூயா ஆல எல்லா சோர்வுகள் அகலட்டும் இயேசுவி நாமத்தினால எல்லா வியாதிகள் இப்பொழுது விலகுவதாக இயேசுவி நாமத்தில் நான் கட்டளையிடுகிறேன் வெளியேறும்படிக்காய் கட்டளையிடுகிறேன் in Jesus name in Jesus சரீரத்தில் இருக்கிற எல்லா பலவீனங்கள் இப்பொழுது மறைவதாக இயேசுவி நாமத்தினால இயேசுவி நாமத்தினால thank you Jesus thank you Holy Spirit லூயா ஹalleluya லூயா எங்கள் கனிதரவும் நீங்கள் தரும் கனி நிலைத்திருக்கவுமே உங்களை ஏற்படுத்தினேன் என்று சொன்னீரேப்பா ஒவ்வொருவரும் கனி கொடுப்பார்களாக இன்றிலிருந்து ஒரு வாழ்க்கை மாறுவதாக ஒவ்வொரு உமக்கென்று கனி தருவார்களாக பருவ காலத்தில் தருகின்ற கனிகளாக பருவ காலத்தில் தருகின்ற கனிகளாக மாற்றுவீராக ஒவ்வொருவரும் நீ எதற்காக தெரிந்து கொண்டுகிறோம் இந்த சித்தத்தை நீ நிறைவேற்றுவீராக in Jesus name in Jesus name ஒவ்வொருவரும் ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா ஆசிர்வதிங்க ஆசிர்வதிங்க இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் செபிக்கிறேன் பிதாவை ஆமேன் ஆமேன்